குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம டஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக ஓம் சிவ ஓம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் நம்ம பார்க்க போகிற போகிற தலைப்பு உண்டு தினசரி ராசி பலன் பொருந்துமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரே ஒரு பதில் தாங்க கண்டிப்பாக பொருந்தார் இதுக்கு என்ன அதாவது இதை வந்து டிவியில் டிவி சேனல் காலையில் ஆர ஆரம்பி பா ஆன் பண்ணிட்டிங்கன்னா எல்லா மக்களும் பாதி பேர் இது வந்து ஒரு டெய்லி ஒரு வேலையாகவே ஒரு சில பேர் செஞ்சிட்ருக்காங்க எப்படின்னா உடனே ராசி பலன் இந்த ராசி அவங்க குடும்பத்தில் இருக்கிற நாலு ராசிக்கு எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாலு ராசி நல்லா தான் இருக்குது அருமையாக இருக்குது அமோகமாக இருக்குது ஒருத்தர் சொல்லுவார் சொல்கிறவர் அப்படி இல்லைன்னா சுமாராக இருக்குங்க இந்த ரெண்டு தான் சொல்லுவார் வேறு என்னத்தை சொல்ல முடியும் உங்கள் ராசியை வச்சு கேட்குறேன் அது பொருண்டுமா சுமாராக இருந்தாலும் ஒன்று தான் இல்லை நல்லா இருந்தாலும் தான் ஒரு நாளில் வந்து நல்ல நிகழ்வும் நடக்கும் கெட்ட நிகழ்வும் நடக்கும் ரெண்டுமே இல்லை நல்லதுன்னு எடுத்துப்பீங்களா இல்லை கெட்டதுன்னு எடுத்துப்பீங்களா முதல்ல நீங்கள் கேட்கலாம் இது ஜாஸ்தி ஜோதிடத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களா அதை பார்க்குறாங்களா அப்படிலாம் இல்லை சில இது சில விஷயங்கள் தெரிஞ்சவங்களும் அதை பார்த்து கற்றுக்குறாங்க அவங்க சொல்கிறத வச்சு சில அறிவாக ஜோதிட அறிவு வருது நான் இல்லைன்னு சொல்லலை இந்த மாதிரி உங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க டிவியில் சொல்ல வரவங்களாம் எல்லாமே சாதாரண ஜோதிடர்கள்லாம் கிடையாது மிகப்பெரிய ஜோதிடர்கள் மிகப்பெரிய நல்ல பெரிய அளவில் பணம் வாங்குறவங்க தான் சரிங்களா அவங்க மட்டும் தனியாக ஜோதிடத்தை ஜாதகத்தை கொடுத்து பண்ணால் ரொம்ப நல்லாவே பார்த்து சொல்லுவாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவர் யார் அதுக்கு முக்கிய காரணம் நீங்களும் நீங்கள் தான் அதுக்கு ரெண்டாவது காரணம் டிவி காரணிங்க நீங்கள் பார்க்கறதுனால தான் டிஆர்பி அதிகமாக வருது அதிகமாக டிஆர்பி வாங்குறதுல வந்து ஜோதிட பலன் பார்க்குறதுல இருக்குது ஆனால் அதில் வர பலன் ஒன்று கூட தேவையே அவ்வளோ மட்டமானது அது தேவையே இல்லை அது அவங்களுக்கே தெரியும் அது சொல்லியிருக்காங்க அவங்க இரண்டு படம்னா மக்கள் பார்க்குறாங்க மக்களுக்கு ஒரு ம இது ஏன் தெரியுமா பார்க்குறாங்க பா மக்கள் பார்த்துக்கிறேன் அன்னைக்காவது ஒரு மன தைரியம் வரட்டும் ஒரு மனதின் ஆற்றலை அதிகப்படுத்துகிறதுக்காக தான் நல்லாவே இல்லை அவங்க வாழ்க்கையிலனாலும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வருங்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க நம்ப வைக்கிறாங்க இல்லையா அதுதான் ஜோலி ட்ரெயின் வேலை அதுக்காகவாவது இருக்கட்டுமே தான் அவங்க பண்ணுறாங்க மற்றபடி எந்த பலனும் அவங்க நடக்கப்படுறாங்க தினசரி பலனெலாம் பார்க்கவே பார்க்காதீங்க அப்படி பார்த்து என்ன நடக்க போகுது அவங்க வந்து சந்திரனின் பயிற்சி தினமும் சந்திரன் பயிற்சி ஆகிட்டே இருக்கும் இந்த ராசிக்கு சந்திரன் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த சந்திராசிரமம் அதெல்லாம் சந்திராசிரமெல்லாம் சந்திராசிரமம் அன்னைக்கு சில பேர் பல பேர் போகணும்லாம் இருந்திருக்காங்க அந்த நாளில் நல்லா சும்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரிங்களா முதல்ல எந்த பயிற்சியை நீங்கள் நம்பணும் எந்த பயிற்சியும் ரொம்ப நீங்கள் அது பரிகாரம் பண்ணணும் அது கோயிலுக்கு போகணும் அதெல்லாம் முக்கியமான மூணே மூணு பயிற்சி தாங்க சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மிக மிக வலிமையான பார்த்தா ஒன்றரை வருடத்துக்கு வருடத்துக்கு வர ராகுக்கேது பயிற்சி மிக வலிமையானது அதோடய பலன் நீங்கள் உணர முடியும் உணரவே முடியும் சரிங்க அடுத்து ரெண்டாவது சனி பயிற்சி மூணாவது குரு பயிற்சி இந்த மூணு பயிற்சி தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அதுக்கு சொல்கிற பலனை கூட சரியாக பொருண்டார் அது டிவியில் சொல்லுவாங்க இப்படி இருக்கும் எந்த இடத்துல குரு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சனி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் ராகுக்கீர் எப்படி இருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி அது வந்துட்டு அவங்க சொல்கிறது பொருண்டே பொருண்டார் நீங்கள் தனியாக ஜார தனியாக ஜோடுறக்கிட்ட போய் அதை போய் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணாதான் தெரிய வரும் ஏன்னா ராகுகேது பயிற்சி வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது அமோகமாக இருக்குது ஆறில் ராகு இருந்தால் அமோகம் வெற்றினா அந்த ஆறாம் இடத்துல உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் செவ்வாயோ நீசம் பெற்ற கிரகமோ ரெண்டு ராகு கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய பலனே ரொம்ப அபாரமாக இருக்கும் அபாரமானா ரொம்ப கடுமையாக ஃபேஸ் பண்ண வேண்டியதுன்னு இருக்கும் புரிஞ்சுக்கோங்க உங்கள் மன வலை மன வலிமையை மன ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு நல்லது தான் இன்னொன்று சொல்கிறேன் எந்த ஜோதிட பலனும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது ஒன்று நல்ல பலன் சொல்கிறாங்களா அது அப்படியே நடக்குமா தேவையில்லை கெட்ட பலன் சொல்கிறாங்களா அது அப்படியே நடக்குமா தேவையில்லை அப்படின்னு யார் ஜோதி ஒரு கர்மா வந்துட்டு கர்மாவையும் மீறி செயல்பட முயற்சி முயற்சிக்கு யாரால் முடியும்னா மன வலிமை யாரு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களால மட்டுமே முடியும் சில நேரத்தில் இப்படி சொல்லலாம் எவன் ஒருவன் ஜோதிடத்தை நம்பாமல் இருக்கிறானோ அவனுக்கும் ஒரு பொருள் ஏன்னா அவன் ஜோதிடத்தை வந்துட்டு பெரிய இதாக நினச்சிக்க மாட்டான் அது இந்த பாதம் சொல்கிறான் நல்லது சொல்கிறே கெட்டு சொல்கிறியோ அவன் எடுத்துக்க மாட்டான் அவனுக்கு ஒரு மன வலிமை நான் வேலையை பார்க்குறேன் எனக்கு பணம் வருது நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி தான் அவன் போவாங்க இதுக்கு இந்த பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாக எடுத்துக்கலாம் சரிங்களா எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி எடுத்துட முடியாது மன வலிமை மிக மிக அவசியம் அதை புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு பேர்ச்சியும் தாங்குவதற்கு நம்மர வாசகர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளாக ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுங்கிறது தான் எனது ஆசை சரிங்களா ஜோதிடத்தை பற்றி ஒரு புரிதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கான பதிவுகள் இன்னும் மேற்கொண்டு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் காலம் வந்தால் ஏற்பட்டால் ஜோதிடத்தையும் சொல்லி கொடு சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருப்பேன் அது காலம் வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி அப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அவர் சொல்லுறது அப்படியே பழிச்சிடுச்சிங்க பொதுவாக சொன்னது அந்த அளவுக்கு அவங்க ஜாதகருக்கு இருக்குது பொறுப்பலன் படிக்கிற அளவுக்கு ஏன்னா பொறுப்பலனில் வந்து ரொம்ப பொதுங்க இந்த ராசி கிரக மூணு அந்த ராகு கேது குரு சனி அது அது பொருந்தணும் அது கொஞ்சமாக பொருணும் தினசரிலாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க உங்கள் நேரம் வச்சு சரிங்களா நன்றி ஓம் சிவ ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்மா தஷ்மஸ்ரீ ஓம் குருவே நமக ஓம் சிவ ஓம்